சிரிப்பு உடன்று சதறி கிடக்கு எப்போ வருவ எடுத்துக்க உன் நினப்பில் மனசு கதறி கிடக்கு என்ன கொஞ்சம் சேர்த்துக்க உன் சிரிப்பு உடன்று சதறி கிடக்கு எப்போ போவருவாய் எடுத்துக்கார் உன்னை நட்பில் மனசு கதறி கிடக்கு என்ன